வணக்கம் இது குரூடாயில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா four thousand nine hundred and ten twelve இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஆகுது ஸோ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் கால் கால் ஜென்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இப்போ ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம மே ஃபிஃப்த் இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு என்ன மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போ வந்து பை கால்ன்றனால கேண்டில்ஸ்லாம் க்ரீன் கலரில் இருக்குல்ல அதே இப்போ உங்களுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னொன்னே ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகுது ஓப்பன் பாயிண்ட்லேயே ரெட் கலர்னு ஃபிக்ஸ் ஆயிரும் அதே மாதிரி செல் காலும் உங்களுக்கு வந்து வந்துடும் செல் கால் பார்த்தீங்கன்னா four thousand nine hundred and டென்னில் வந்து செல் பண்ணுங்கன்ட்டு வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா four thousand eight hundred and ninety seven காட்டுது ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் கிட்டக்க வந்துருச்சு ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ தான் பிரேக் அவுட் ஆகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு பாயிண்ட் பக்கத்தில் டார்கெட் ஒன்று இருந்தது இப்போ டார்கெட் ஒன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஸோ நமக்கு four nine one zero four thousand nine டெனில் சிக்ஸ் ஃபார்ட்டி டூக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ ஃபோர் நைன் ஒன் ஜீரோவில் செல் பண்ணியிருப்போம் ஃபோர் எயிட் நைன்ட்டி செவனில் டார்கெட்டை புக் பண்ணுறோம் ஸோ இப்படி தான் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபார்ட்டி ஆகுது மார்க்கெட் இப்போ ஃபோர் நைன் ஒன் ஃபைவ் இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது நல்லா டார்கெட் அச்சீவ் பண்ணதை பார்த்தோம் அதுக்கப்புறம் ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு ஒரு செவன் தேர்ட்டி போல் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து பைக்காலாக சேஞ்ச் ஆகிருக்கு பைக்கால் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கீழே தான் ட்ரேடிங் போயிட்டுருக்கு நமக்கு ஃபோர் நைன் டுவெண்ட்டி ஒனில் ஆக்சுவலி பைக்கால் வந்திருக்கு இப்போ மார்க்கட் ஃபோர் நைன் ஒன் சிக்ஸில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு first order four nine thirty three point thirty காட்டுது ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் வந்து ஒரு செவன் ஃபார்ட்டி ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் என்னென்னு வர்ற மாதிரி செல்லிங் ட்ரெண்டுக்கு வந்து ரெட் கலரில் வரும் நம்ம அது ஓப்பனிங்லேயே பார்த்தோம்ல ஸோ அந்த மாதிரி தான் ஸோ ட்ரெண்டு நெக்ஸ்ட்டு ட்ரெண்டு வந்து வர்ற வரைக்கும் கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சே நடக்காது ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ பையிங் ட்ரெண்ட் வந்ததுனால தான் கேண்டில் கலர் க்ரீன் கலராக மாறி இருக்கு ஸோ இப்போ வந்து நமக்கு செல்லிங் ட்ரெண்டாக மாறப்போகுது போகுது அப்படின்னா இந்த க்ரீன் கலர் ரெட் கலராக மாறும் நம்ம வீடியோவுடைய ஓப்பனிங்லேயே நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு தடவை மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகும்போது எல்லாமே நமக்கு கால்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்களே இதை வச்சு ட்ரேடிங்ஸ் பண்ணி இந்த கால்ஸை வச்சு உங்களால் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பைக்கால் ஜென்ரேட் ஆனது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிருச்சு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் ஆகுது ஸோ நமக்கு செவன் தேர்ட்டிக்கு ஜென்ரேட் ஆனது ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் கால்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் போனாலும் ஸ்டாப்லாஸ் ஃபிகராக இருக்கு முன்னாடியே டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால் நம்ம வீடியோடைய ஓப்பனிங்லேயே பார்த்தோம் ஸோ அது வந்து ஃபோர் நைன் ஒன் ஜீரோவில் வந்தது ஃபோர் எயிட் நைன்ட்டி செவன் வரைக்கும் வந்துச்சு அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்தது பை காலாக சேஞ்ச் ஆச்சு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ குரூடாயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுல இப்போ வந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆனது டவுன் சைடில் ரிவர்ஸ் ஆச்சு ரிவர்ஸ் ஆனது செல் காலாக சேஞ்ச் ஆயிருக்கு செல் கால் சேஞ்ச் ஆன ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா four thousand nine hundred and one so இந்த ரேஞ்சில் நமக்கு செல் கால் வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்ரிபிள் எயிட் காட்டுது ஸோ நமக்கு ஃபோர் ட்ரிபிள் எயிட் வருதான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டின் ஆகுது அதுக்கு ப்ரீவியஸ் வந்து buy call four nine twenty ஒனில் வந்த பை கால் நமக்கு ஃபோர் நைன் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் இப்போ எயிட் ஃபிஃப்டீனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செல் காலாக சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் மாறும்போது எல்லாமே பிரேக் அவுட்ஸ் ஆகும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் பை கீழே க்ரீன் கலரில் வந்துச்ச மாதிரி இப்போ நமக்கு செல் பண்ணலான்றனால ரெட் கலரில் ஓப்பன் கேண்டில் ஆச்சு ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே கலர் ஃபிக்ஸ் ஆயிரும் கால்ஸ் ஃபிக்ஸ் ஆயிரும் எல்லாமே வந்து நடந்துடும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஜஸ்ட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் ஓப்பன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கனாலே ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே உங்களுக்கு கால்ஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த கால்ஸை வச்சு நீங்களே வந்து ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸும் வந்து புக் பண்ணிக்க முடியும் செல் கால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆனது நல்லா வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து டவுன் வருது ஒரு ஒன் மினிட் கம்ப்ளீட் ஆகிருக்கு இன்னமும் செல் கால் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து நிற்கிது ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா four eight ninety five ninety four இப்போ ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக டவுனில் வந்துட்டுருக்கு ஸோ இப்போ வந்து ஸ்பீடாக மூவ் பண்ணதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு வித்தின் அ மினிட் நமக்கு sell call four nine one zero வந்துச்சு ஃபோர் நைன் ஜீரோ ஒன் அந்த ஃபோர் நைன் ஜீரோ ஒன்னை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸில் ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் எயிட்டி ஒன்னையும் தாண்டி டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேண்டிலில் நமக்கு வந்து கால் வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்குங்க ஸோ நமக்கு ஜென்ரேட் ஆன டூ மினிட்ஸில் நம்மளால் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் இந்த காலில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும் ஏன் இந்த அளவுக்கு மூமெண்ட் ஈவினிங்கில் இருக்குது அப்படின்னா ஈவினிங்கில் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபாரின் மார்க்கெட்ஸு யூஎஸ் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டும் வந்து லைவில் இருக்க டைம் இப்போ வால்யூமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு நல்லா ட்ரெண்டு டக் டக் டக் சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகிற ட்ரெண்டும் நல்லா டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுது நமக்கு இப்போ செகண்ட் டார்கெட்டையும் ஆக்சுவலி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் கால்ஸ் கொடுக்கணும் கொடுக்குற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ